ட்ரிச்சில நடந்த ட்ரக் பஸ்டுக்கு காரணம் மிலிட்ரியோ போலீஸோ இல்ல ஜெயில இருந்து பரவல வந்த ஒரு கைதி அவன் பேரு ரோலக்ஸ் அவன் பேரு டில்லி